everyone welcome to cook with DD இன்றைக்கி நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்பைசி மட்டன் கீ சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் மட்டன் அரை கிலோ சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நாலு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பிலை தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு நெய் தேவையான அளவு இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் வத்தல் இப்ப இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி புன்னிறமாக இருக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருகு விட்டுறாதீங்க இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க மட்டன் வந்து ஒரு மூணு விசில் விட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பு மஞ்சளும் சேர்த்து வேக வைங்க மட்டன் வந்து இப்படி நம்ம நெய்யில் வதக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்க நான் நல்லா வதக்கிட்டேன் இப்ப நம்ம இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்க ஆயில் நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொன்னிடமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க இப்போ இதை வதக்கியாச்சு இப்போ நம்ம இதனோட இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இது நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க இப்போ நான் மசாலா நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதோட ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இது வந்து வேகிறதுக்கு வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரை டைம் எடுக்கும் இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்க spicy mutton ghee chukka ready ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ